வெல்கம் டு ஐநாள் கிச்சன் ராகி உடம்புக்கு நல்லது முருங்கை கீரை போட்டிருக்கோம் இது ரொம்ப சத்தானது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐநாள் கிச்சன் ராகி அடை செய்கிறதுக்கு பொருட்கள் பார்க்க போகிறோம் ராகி மாவு சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மிளகா வெங்காயம் கொஞ்சம் தண்ணி தேன அளவுக்கு எண்ணெய் எவ்வளோ மாவு முருங்கைக்கீரை தேவையான அளவுக்கு உப்பு மிளகா வெங்காயம் கொஞ்சம் தண்ணி மய நல்லா பெசஞ்சுக்கணும் இது ரவுண்டா விட்டு எடுத்துக்கலாம் இப்படி தட்டிக்கணும் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும் போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் ராகி உடம்புக்கு நல்லது முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் இது ரொம்ப சத்தானது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்ஸ்